தமிழ் தாய்க்கும் கலைத்தாய்க்கும் முதல் வணக்கம் அவையோருக்கு என் அன்பான வணக்கங்கள் என் பெயர் நான் அர்ஜுன் நான் பேச எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு இன்றைய இளைஞர்களின் சிந்தனை லட்சியங்களை நோக்கியே இளைஞர்கள்னு சொன்னாலே நமக்கு அவங்க பொறுப்பில்லாதவங்க தாங்க நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனால் உண்மை அது வல்ல லட்சியங்கள் என்று சொல்லும் பொழுது அதை நான் மூன்று நிலைகளாக பார்க்கிறேன் முதலில் தனி மனித லட்சியம் தனி மனித லட்சியம் என்பது தான் செய்கின்ற பணியிலோ அல்லது படிப்பிலோ சிறந்து விளங்க வேண்டும் என்பதற்காக ஒருவர் தான் எடுத்து எடுத்துக்கொள்ளுகின்ற முயற்சி அந்த வகையில் பார்க்கும் பொழுது இன்று சென்னையில் ஆட்டோ ஓட்டுநராக இருக்கிறார் திரு அண்ணாதுரை என்ற இளைஞர் அவர் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா தனது ஆட்டோவில் பயணம் செய்கின்ற பயணிகளின் வசதிக்காக மின்விசிறி பத்திரிகைகள் புத்தகங்கள் நாளிதழ்கள் ஏன் வைஃபை வசதி கூட செஞ்சு கொடுத்துருக்காருங்க இப்படி தான் செய்கின்ற பணியை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதற்காகவும் வாடிக்கையாளர் சேவையில் சிறந்து விளங்குவதற்காகவும் அவள் எடுத்துக்கொண்டுகின்ற முயற்சி தான் தனிமனித லட்சியம் இன்றளவும் அவர் பல கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு சிறப்பு பேச்சாளராக சென்று கொண்டிருக்கிறார் அடுத்தது குடும்ப லட்சியம் பல இளைஞர்கள் வெளிநாடுகளுக்கு சென்று பணி செய்கின்றார்களே என்ன காரணம் அவர்களின் குடும்ப லட்சியத்திற்காகத்தான் தனது சகோதரிகளுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் சகோதரருக்கு நல்ல ஒரு படிப்பை தர வேண்டும் தாய் தந்தையரின் கடனை அடைக்க வேண்டும் மனைவி மக்களை நல்ல ஒரு நிலையில் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பதற்காக நேரம் பார்க்காமல் கால நேரம் பார்க்காமல் வெளிநாடுகளில் அவர்கள் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள் அதுதான் குடும்ப லட்சியங்கள் மூன்றாவது நிலை சமுதாய லட்சியம் லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமிர் என்று திரு சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் சொல்லுவதை தனது வாக்காக எடுத்துக்கொண்டு பல இளைஞர்கள் தான் பணி செய்கின்ற இடத்தில் நேர்மையாளர்களாக இருக்கின்றார்கள் ஏன் பல இளைஞர்கள் எப்பொழுதும் ராணுவத்தில் பணி செய்வதற்காக சென்று கொண்டிருக்கிறார்களே ஏன் அவர்கள் லட்சத்தை நோக்கியா சென்று கொண்டிருக்கிறார்கள் இல்லை இந்த நாட்டை பாதுகாக்க வேண்டும் நாட்டு மக்களை பாதுகாக்க வேண்டும் ஒரு நாள் போவார் ஒரு நாள் வருவார் ஒவ்வொரு நாளும் துயரம் இதுதானே அவர்களின் நிலை ஆனால் அவர்கள் அங்கு செல்கின்ற காரணம் இந்த நாட்டையும் நாட்டு மக்களையும் பாதுகாக்க வேண்டும் என்ப என்ற சமுதாய லட்சியத்தை நோக்கிதான் இப்படி தனிமனித லட்சியம் குடும்ப லட்சியம் சமுதாய லட்சியம் என்று பல லட்சியங்களை நோக்கிதான் இன்றைய இளைஞர்களின் சிந்தனை எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கின்றது என்பதுதான் நிதர்சனமான உண்மை அதனால தான் இந்த நாட்டின் வளர்ச்சிக்கும் இந்த நாடு வல்லரசு ஆவதற்கும் உண்டான அத்துணை நம்பிக்கையும் இளைஞர்கள் மீது வைத்தார் நமது முன்னாள் ஜனாதிபதி மேதக் அப்துல் கலாம் அவர்கள் ஆகவே இன்றைய இளைஞர்களின் சிந்தனை லட்சத்தை நோக்கி அல்ல